அவன் பேர் என்னம்மா தம்பியா தம்பி பிடிக்குமா ரொம்ப உனக்கு எவ்வளோ பிடிக்கும் எவ்வளவோ பிடிக்குமா அவன் அக்கா பிடிக்குமா அனிஷா பிடிக்குமா அப்புறம் பேசுனியா ம் என்ன பேசுனீங்க தம்பி வீட்டுக்கு போகலாமா தம்பி கிட்ட போகலாமா நீ தம்பி தூக்கின்னு வந்துடலாம் வீட்டுக்கு தம்பி தூக்கி நகலாமா ஹாய் சொல்லு ஹாய் தம்பிக்கு ஹாய் சொல்லு தம்பிக்கு ஹாய் சொல்லு ஹாய் சாரிக்கா வாய் திறந்தே பேச மாட்டேன் வீடியோனாவே பேச மாட்டேன்றா அப்பா சாத்தி எடுக்காத குடு சினிமா நீ எழுதுவாயா வெந்து சாப்பிட்டு மம்மிக்கு கொடுங்க நம்மீது சாப்பாடு ஊட்டிக்கிறது இப்பதான் நான் பாக்குறேன்